hello guys welcome to black gaming channel நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் விஷயம்னு கேட்டிங்கன்னா புது அப்டேட்ஸ் எல்லாம் வந்துடுது அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்புறமா நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் புதுசாக வந்தீங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆன்லைன் போட்டுக்கோங்க சரிங்களா சரி வாங்க வீடுகளை போகலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த பங்களாதேஷ் சர்வர் அது என்ன கொலாப் பண்ணாங்கல்ல வந்து வந்திருக்குல்ல அதுக்குள்ளே போய் அந்த மாஸ்க் நம்ம கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் கிடைக்கும் போது இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சோண்டு தான் கொஞ்சோண்டு அதுக்கு அது போனோன்னே நம்மளுக்கு எல்லாருமே மாஸ்க் வச்சிடும் எல்லாம் நம்ம இந்தியன் பாய்ஸ் தான் பண்ணது எல் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போ கொஞ்சோண்டு அது எல்லாமே மாஸ்க் வச்சிடும் சரிங்களா சரி இந்த ஈவெண்ட்டு இந்த ஈவெண்ட்டு போயிடலாம் வெளில ஆனால் இந்த ஈவெண்ட்டு இன்னொன்று கூட தராங்க எனக்கு தெரிஞ்சு பங்களாதேஷ் சர்வரில் இது மட்டும் தரலங்க இது மேஜிக் கியூபோர்ட் தராங்கன்னு நினைக்கிறோம் ஆமாம் மேஜிக் கியூபோர்ட் தராங்க இதுதான் அந்த ஃபோட்டோஸு மேஜிக் கியூபோர்ட் தராங்க எப்பயும் நம்மளுக்கு மேஜிக் கியூ தீபாவளி வந்தால் மேஜிக் கியூப் அது வந்தால் மேஜிக் கியூப் எல்லா மேஜிக் இந்த மேஜிக் என்ன தான் பண்ண முடியும் எல்லா பண்ணதும் வாங்கிட்டு வந்தானே என்ன பண்ண முடியுமே தெரியல அப்புறம் நம்மளுக்கு வந்து கிராண்ட் இருக்கும் இல்லை அதோட மைல் ஸ்டோன் ரிவார்ட் தந்துருவாங்க இதுதான் நினைக்கிறேன் தௌசண்ட்க்கு அந்த பெட்டு அந்த எமௌண்ட்டு அப்புறம் அந்த டைமண்ட் ஆயில் வவுச்சரு சரி இப்போ அடுத்தது வந்து என்ன பார்க்கலாம் அடுத்த ஈவெண்ட் ஒன்று ட்ராகன் கேட் ஈவெண்ட் வந்திருக்குல அதில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கிடச்சிது ஃப்ரீயாக யாருக்கெல்லாம் கிடச்சிது ரொம்ப பேருக்கு ஃப்ரீயாக கட்சி தான் சொன்னாங்க யாருக்கெல்லாம் கட்சி இது ஃப்ரீயான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க என்ன சுத்தமாக கடியில ஃப்ரீ ஸ்பின்னோ பண்ணிட்டேன் நைன் டைமண்ட் ஸ்பின்னோ பண்ணிட்டேன் சுத்தமாக கடியில ஆனால் நல்லா தான் இருக்குது பண்டலு எனக்கு சுத்தமாக யாருமே கடியில இது யாருக்கெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குது மறக்காம கமெண்டில் சொல்லிவிடுங்க சரி இப்போ அடுத்த ஈவெண்ட்டுக்கு போகலாமா அடுத்த ஈவெண்ட்டும் வந்து ஏதோ ஒரு பூயால வாட்ச்சு கிளிப்பு வாட்ச் பண்ணதை பாருங்க அந்த வெள்ளைக்கார ஷூ ஏகே ஏக்கோட கிரெட்டு எம்ஏவோட கிரெட்டு அந்த ட்ரெஸ்ஸு கிடைக்குங்களா அதோட கிரெட் அது அவ்வளோதான் கைஸ் இந்த video bye guys love bye guys சந்திப்போம்